நற்றிணையின் வெற்றிப்படிகள் நேயர்கள் நச்சினை அறக்கட்டளைக்கு வழங்கிய நன்கொடையிலிருந்து பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் திருச்சி நேச்சுரா கேர் நிறுவனம் வழங்கும் மக்கும் பொருளால் தயாரிக்கப்பட்ட கைப்பை திருச்சி மனிதம் கல்வி பணி மன்றம் வழங்கும் பயனுள்ள தமிழ் கையேடுகள் ஆகியவை இந்த மாணவருக்கு ஊக்க பரிசுகளாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன அனைத்து மாணவர்களும் வெற்றி படிகளில் ஏறலாம் பரிசுகளை அல்லலாம் தூக்கி எறியப்பட்ட நெகிழி பாட்டிலில் எப்படி ஒரு அரங்கால பொருள்கள் செய்வது என்று இப்பொழுது பார்க்கலாம் இணைய பக்கத்திற்கு எனது வணக்கம் என் பெயர் திதி நான் எட்டாம் வகுப்பு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஏற்காட்டூரில் படித்து வருகிறேன் என் திறமைகளை நற்றிணை பக்கத்தின் மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற வருடம் ஆங்கி எனது பள்ளியில் உள்ள ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் புவன அவர்களிடம் இருந்து தூக்கி எறிய தூக்கி எறியப்பட்ட பொருள்களை அலங்கார பொருளாக அல்லது உபயோக பொருளாக மாற்றுவது எப்படி என்று நான் கற்றுக்கொண்டேன் நான் ஒரு ஐம்பது முதல் அறுபது வரையிலான பொருள்களை செய்தேன் அதை அவர்களிடம் கொண்டு காட்டினேன் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அதை பசுமை அறைக்கட்டளைக்கு அனுப்பி வைத்தனர் அதை பார்த்து அவர்கள் அப்துல் கலாம் மாணவர் விருது என்னும் விருதை எனக்கு வழங்கினர் இதுதான் அந்த விருது இதை நான் செங்கல்பட்டு சென்று பெற்று வந்தேன் நான் நன்றாக பேசுவேன் நன்றாக நடனமாடுவேன் நன்றாக ஓவியம் வரைவேன் நன்றாக கவிதை எழுதுவேன் எனது என்னிடம் சில திறமைகள் உள்ளன இதை இதே போல ஓய்வு நேரங்களில் நீங்களும் ஓய்வு நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என் திறமைகளை உங்களிடம் கூற வாய்ப்பு தந்த நற்றினை நற்றினை வெற்றி படிகளுக்கு எனது நன்றி